எப்ப பார்த்தாலும் முறுக்க சாப்பிட்டுட்டே இருக்கீங்க எந்திரிங்க பிளாக் பண்ண போறேன் ஹலோ நான் உங்களை கனிமொழி பேசுறேன் இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வந்திருக்கோம் மணி ஆறு ஆக போது இருட்டுறதுக்குள்ள கிளம்பிட்டோம் ஹேய் இந்த டைம்ல என் ஃப்ளாஷ் போடுற நான் போடலடா சரி அதை விட்டு கனி இன்னுமா இந்த லாக்லாம் பண்ணிட்டு இருக்கா யூடியூப்ல உனக்கு இன்கம் வருதா இன்னும் மானிட்டைஸ் ஆகல காத்திருப்போம் <laughs> சரி உன் கால் பண்ணிட்டியா எஸ் எஸ் பண்ணிட்டேன் கார்ல வந்துட்டு இருக்கான் <laughs> ஜாலி பண்றீங்க போ போ. நல்லா பண்றான்ல ஆமா செம்மையா நடிக்கிறான்ல அஜி நல்லா நடிக்கிற மச்சான் விளாடாத குத்திடுவேன் அஜி குத்திடுவேன் டேய் சத்தியமா குத்திடுவேண்டா அஜய் விளையாடாத மச்சி போதுண்டா I think this is serious ஏய் என்னடி பண்ண நான் எதுவுமே பண்ணலடா இல்ல நீ தான் ஏதோ பண்ணிட்ட மச்சான் மச்சான் என்னடி பண்ண நீ தான் ஏதோ பண்ணிட்டு இருக்க மச்சி மச்சி அஜி என்ன பண்றதுன்னு சொல்றே இல்லையா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு பொறுமையா இரு ஏதோ பண்ணிட்ட நான் எதுவுமே பண்ணலடா அச்சி என்ன பண்ண வேணாம் மச்சான் மச்சான் இந்தடா oh ஏய் நீ கொஞ்ச நேரம் இரு என்ன சும்மா இரு அவனுக்கு ஏதோ ஆயிருச்சு அஜி அஜி என்னடி பண்ண அவன அவன் என்ன மச்சான் மச்சான் ஜி என்னடி பண்ண கொஞ்சம் காம் டவுன் ப்ளீஸ் கொஞ்சம் உட்காரு ப்ளீஸ் உட்காரு calm down calm down Arjun Arjun ஏ ப்ளீஸ் நீ விளையாடாதடா அஜி ஓ காட் அஜி ஏ ரெண்டு பேரும் ப்ளீஸ் விளையாடாதீங்க அர்ஜுன் चाची अर्जुन Hey babe. சொல்லாத கார்ல தானே வர சொன்னேன் சரி சரி சரி ஏன் பதற காரு சர்வீஸ்ல இருக்கு அதான் ராஜு வண்டி எடுத்துட்டு வந்தேன் உனக்கு எப்படி சொல்றது நான் தொட்டவங்கலாம் சரி பைக் எடுத்து போலாம் என்ன நடக்குதுன்னே தெரியல நான் தொட்டவங்க எல்லாரும் ஸ்டாச்சு ஆயிடுறாங்க ஏமா யாருமா அங்க இங்கெல்லாம் இருக்கக்கூடாது கிளம்பு கிளம்பு கிளம்பு ம் பிஎம் சார் மேன்ஸ் சைல்னு ஒரு ப்ரோக்ராமுக்காக இங்க வந்துட்டு இருக்காரு கிளம்பு என்ன சொன்னீங்க பிஎம் சார் மேன் விசஸ் ஒயில்னு ஒரு ப்ரோக்ராமுக்காக தமிழ்நாடு மக்களே இந்தியாக்கே ஒரு ஹெல்ப் பண்ண போறேன் ஸ்டே டியூன் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா பிரைம் மினிஸ்டருக்கு என் கையால கை கொடுத்துட்டுமா